அனைவருக்கும் வணக்கம் உங்களெலாம் நிறைய பேர் பவானி சார் ட்ரைனிங் வந்து வேணான்னு சொன்னவங்களாம் இருந்திருப்பீங்க பர்சனல் ரீசனால் நான்லாம் பவானி சார் லீஸில் என் பேர் வராதான்னு நான் காத்துட்டு இருந்த காலம் ரொம்ப நாள் இருந்திருக்கு ஏன்னா ரெண்டு ரெண்டு தடவை ட்ரைனிங் எனக்கு வந்து எனக்கு லிஸ்ட்டில் வரல மூணாவது தடவை நான் எதிர்பார்க்கல எனக்கு வந்துச்சு அதுக்கு வாய்ப்பளித்து தந்த எங்கள் ஆஃபீஸ்க்கு முதல்ல நன்றி அடுத்து எனக்கு ரெண்டு பசங்க விட்டுட்டு வரப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நான் யார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் என் வீட்டிலங்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு அடுத்து சாப்பாடு பசங்களெலாம் எப்படின்னு எனக்கு தெரியல இங்கே வந்து நல்லா இருந்தது சாப்பாடலாம் ஏன்னா நாங்கள் ஈவினிங் நாங்கள் முடிச்சுட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு காஃபி கூட நாங்கள் தான் போட்டு குடிக்கணும் ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே இங்கே வந்து ரெடியாக இருந்தாங்க எனக்கு அது ஒரு பெரிய இது இன்னொன்று இந்த பவானி சாகர் நம்ம போனப்போ ஆர்எம் கழுக்கெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம ரெடி பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எழுநூற்றம்பது பேருக்கு பொங்கல் சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா வாய்ப்பு எங்கன்னா பவானி சார் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் அவங்க எல்லாருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு இன்முகத்தோட விருந்து விருந்தோமல் நம்ம தமிழர் பெரும் தமிழரோட பெருமைன்னு சொல்லுவாங்க லேடிஸ் பார்த்துருக்கோம் இங்கே எல்லா தம்பிங்களும் எங்களுக்கு வந்து அன்போட அக்கா வாங்கக்கா சாப்பிடுங்கக்கான்னு போட்டிருக்காங்க அடுத்து இந்த நாற்பத்தோரு நாள் பயிற்சியில் ஸ்போர்ட்ஸு கல்ச்சர்லாம் வேணுமான்னு அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க நான் கூட இது எதோ வேஸ்ட்டாக வச்சுருக்காங்களோன்னு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு ஆனால் இப்போ நான் யோசித்து பார்த்தேன் மூணே மூணு ரீசன் தான் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளை எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி போகலாம் எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் படிக்கிறத விட்டுட்டு நம்ம டான்ஸ் அது இதுன்னு போனால் நம்ம படிப்பு பாதிக்குமோன்னு நினச்சேன் ஆனால் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே நான் படிக்கணும் படிக்கணும்னு அந்த எண்ணத்தை எனக்கு அதிகரித்து கொடுத்துச்சு மூணாவது நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்போம் நீங்கள் கல்ச்சுரலில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும் படிக்கணும் எல்லாமே திணிப்போம் ஆனால் இந்த நாற்பத்தோரு நாளில் முப்பத்தி மூணு நாளில் உங்கள்கிட்ட அதை எல்லோரும் திணிச்சிருக்காங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம நம்ம மேக்கப் பண்ணி வந்திருக்கோம் அந்த பசங்கள்ட்ட ரொம்ப திணிக்காதீங்க ஆனால் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க அவங்கள முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு அடுத்து சிரமதானத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறேங்க சார் ஒரு சின்ன மரம் எங்களால் சேர்ந்து ஒரே ஒரு மரம் வச்சோம்னா அதை நாங்கள் போகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துப்போம் திரும்பி எங்கள் பேட்சுக்கு ஒரு பேர் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு இது சிரமதானம் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் எல்லாமே ஒரு நம்ம ஒரு பவானி சார் அம்மன் கோயில் அழைச்சிட்டு போனாங்களா அதுக்கு பின்னாடி ஒரு இது வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு தமிழ் கடவுள் நம்மளுக்கு தெய்வம் வந்து பெண் தெய்வத்தை தான் கும்பிடுவோம் இங்கே அம்மா பன்னாடி அம்மாவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கு அழைச்சிட்டு போய் அதாவது ரொம்ப கேப் உழுந்த மாதிரி இருந்தது சாமி கும்பிடாமல் இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு பன்னாடி அம்மன் கோவில் கூட்டிகிட்டு போனது அடுத்து பவானி சாகர் டேம் அழைச்சிட்டு போனப்போ வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரியே அழைச்சிட்டு போனாங்க அது இந்த மார்ச் தண்டி யாத்திரை சொன்னப்போ சொன்னாங்க காந்தியடிகள் இவ்வளோ தூரம் நடந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடந்ததே நம்மளால் முடியல ஆனால் அந்த மார்ச் தண்டி யாத்திரை முடிஞ்சதுன்னு சொன்னப்போ அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் போயிருப்பாங்கங்கிறது உணர வச்சாங்க அப்புறமே அப்புறம் படிப்பு படிப்பை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஒவ்வொரு லெக்சரும் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க ஓ எல்லோரும் ஒரே மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு லெக்சரரும் ஒன்று ஒன்றத்தை கற்றுக் கொடுத்தாங்க ஒரு லெக்சர் நீங்கள் சூப்பரண்ட் ஆனால் எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி உங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது ஒரு லெக்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னொரு லெக்சரர் வந்து எக்ஸாம் ஹாலு பார்த்துக்கலாம் புக்கு தானே படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்களா உங்களை தேட வச்சாங்க எக்ஸாம் அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு உணர வச்சாங்க இன்னொரு லெக்சரு புக்கே தொடமாட்டாங்க ஆனால் முப்பத்தஞ்சாவது பக்கத்தில் இந்த இந்த பேஜ் இருக்குது இருபத்தேழாவது ரூல்ஸ் இருக்குது எழுநூற்றம்பது பேரையும் ஒரு கண்ட்ரோல் பண்ண வச்சாங்க அதே நேரத்தில் இன்னொருத்தவங்க வந்து நடத்துனாங்கன்னா அம்மா காலமுறை பதிவேடு இப்படி இருக்கும் பிஆர் இப்படி இருக்குன்னா ஹாஸ்டலில் போய் படித்தோம்னா அவங்களோட குரல் எதிரொலிக்கும் அந்த அளவுக்கு கிளாஸ் அட்டன்டிவாக அட்டன் பண்ண வச்சாங்க ஊடக வளர்ச்சியெலாம் எடுத்துட்டிங்கன்னா நான் கோச்சிங் கிளாஸ் படித்தப்போ அந்த கான்ஸ்டியூஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு தெளிவாக நல்ல ஒரு அவங்களுக்கு கமர்ஷியலாக எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஊடக வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கலோக்கியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அக்கௌண்ட்ஸ் எனக்கு கேட்கவே வேணாம் நான் இரநூறு பேருக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்துருக்கேன் அதனால் நான் ஒவ்வொரு கிளாஸும் எந்த லெக்சரர் வந்தாலும் நான் டவுட்டு கேட்டிருக்கேன் எல்லா லெக்சருமே என் டவுட்டை கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க நான் இப்போ இரநூறு பேர் தானே பார்க்குறேன் நான் பத்து பேர் தானே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்குறேன் எனக்கு ஏன் இந்த ட்ரைனிங் நீங்கள் நினைக்கலாம் அடுத்து நீங்கள் சூப்பரண்ட் ஆகும்போது பத்து பேருக்குள்ள பத்தாயிரம் பேர் கூட நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ட்ரைனிங்கை ஒவ்வொரு லைனும் இந்த புக்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தயவு செய்து இப்போ படிக்க முடியலனாலும் போயாவது படிங்க ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி